வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விருட்ச சாஸ்திரம் அதை பற்றி அதாவது விருட்ச சாஸ்திரமில் ஒவ்வொரு நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது ஏன் ஏன் நம்ம எல்லாமே இந்த ராசியில் பிறக்கிறோம் குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் முக்கியமாக ரிஷபராசினா ரிஷபராசிலேயே மூணு வகை நட்சத்திர நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு வகை நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் நம்ம ஏன் பிறக்கிறோம் அப்படின்னா நீங்கள் செய்து வந்த கர்ம வினை உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப இந்த பூமியில் நீங்கள் இந்த வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் பிறப்பெடுக்கணும் அப்படின்னு இருக்குது சரிங்களா அப்படின்னா எல்லாருக்குமே கர்ம வினை தோஷத்தில் கர்ம வினையில் நல்லதும் செஞ்சுருப்பாங்க கெட்டதும் செஞ்சுருப்பாங்க சில கர்ம வினையை உங்களால் கழிக்க முடியாது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணால் இந்த பஞ்ச வகை த பஞ்சபூர தத்துவத்தில் சொல்லணும்னா இந்த விருட்ச சாஸ்திரம் அப்படின்னா இந்த மரம் இந்த குறிப்பிட்ட மரத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு வளர்த்து கன்று கன்றுபோல் நட்டு வந்து பாதுகாத்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மரம் செழுமையாக வளர்றோ அந்தளவுக்கு உங்கள் கர்ம வினை தோஷங்கள் அகர்ந்து உங்கள் வாழ்க்கையும் செழுமையடையும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் வேறத்துலேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது விருட்ச சாஸ்திரமாக சரிங்களா அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு மரங்கள் இருக்குது அல்ல உங்கள் மரம் உங்களுக்குரிய மரம் என்னென்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மரங்களை வந்து உங்கள் நட்சத்திர நாளில் முக்கியமாக வந்து வளர்பிரைக்கு பிறகு வரும் போன்ற நட்சத்திர நாளில் நாளில் முக்கியமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் நட்டாலும் சரி அப்படி வீட்டுக்கு அருகில் நட நட முடியல அப்படின்னு இடம் இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு அந்த கன்று நட்டுட்டு அதை அங்கே பூசாரி யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் மாதிரி கொடுத்துட்டு டெய்லியும் தண்ணி தண்ணி ஊற்றுங்க அப்படிலாம் பாதுகாத்து அவங்கள ஒரு ஒரு மாதம் அளவில் வளர்த்துக்கிட்டால் போதும் அது தானாகவே அந்த மரம் வளர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதம் அளவு காலகட்டத்துக்கு பிறகு முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த மரம் செழிப்பாக வளரணும் எல்லாம் நம்ம அந்த கன்று எவ்வளோவுக்கு எவ்வளோ செழிப்பாக வளர்றோ எவ்வளோக்கு எவ்வளோ செழிப்பாக பாதுகாத்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கர்மமினை தோஷங்கள் தோஷம்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் நிறைய பேர்